அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நாளைக்கு ஆடி அமாவாசை வருதுங்க அன்னைக்கு எப்படி வீட்டிலேருந்தே வழிபடுறது சிறப்பான முறையில் அப்படின்றது தான் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமான அமாவாசைகள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தான் நம்ம முன்னோர்களை வழிபடுவோம் தர்ப்பணம் கொடுப்போம் இந்த முறை வந்து நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் அதனால் இருந்தே எப்படி வழிபடுறது என்னெல்லாம் வீட்டிலேருந்து பண்ணால் என்ன சிறப்பு அதற்குண்டான மந்திரத்தை எப்படி நம்ம உபயோகிக்கிறது எப்படி வழிபடுறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது முக்கியமாக நம்ம தை புரட்டாசி ஆடி அமாவாசையெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த அமாவாசை வரும்போதும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இப்போ வீட்டில் பெரியவங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம் பெரியவங்க இருந்தாங்கன்னா அது நம்ம முன்னோர்கள் நம் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை நினச்சி நம்ம படையல் போட்டு வச்சு நம்ம கும்பிடுவோம் அப்போது இப்போ வீட்டில் நீங்கள் வழிபடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படையல் போட்டு வழிபடுங்க காலையில் விரதம் இருங்க மத்தியானம் அந்த நேரத்தில் வந்து ஒரு காலையில் விரதம் இருந்து இந்த விஷயத்தை செஞ்சு அதுக்கப்புறமேல வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காக்காய்க்கு அன்னைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வைங்க எள்ளு கலந்த சாப்பாடு வந்து காக்காய்க்கு கொடுங்க அடுத்து நாய்களுக்கு பைரவருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக உணவளிக்கணும் அடுத்து பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கண்டிப்பாக கொடுங்க குண்டு வெள்ளம் இருந்தாலும் கொடுங்க குண்டு வெள்ளம் வாழைப்பழம் அகத்திக்கீரை இந்த மூணு விஷயமும் நீங்கள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு பசுமாட்டை வந்து சுற்றி வாங்க ஒரு மூணு முறை சுற்றி வந்துட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதுமானது வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையல் எப்பவும் போல் நீங்கள் படையல் போட்டு நீங்கள் நம்ம முன்னோர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதம் சில பேர் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அமாவாசை அப்போ முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆடி அமாவாசை மாசம் மாசம் பண்ணாதவங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்றேன் முக்கியமா வந்து தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் வழிபா வழிபாடு செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சிருவாங்க இப்ப வழிபாடு பண்ணாம சம்திங் ஸ்பெஷலா இந்த அமாவாசை அப்ப நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா முன்னோர்கள் வந்து வரத ஒரு ஐதீகம் இருக்குது அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போடுங்க சாப்பாடு சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு வாழைப்பழம் தேங்காய் கண்டிப்பாக வைங்க வச்சுட்டு அவங்களுக்கு முன்னோர்களுக்கு என்ன உணவு ரொம்ப பிடிக்குமோ அந்த உணவு வைங்க வச்சு கும்பிடுங்க கும்பிட்டுட்டு காலையில் விரதம் இருந்து அதை சாமி வழிபட்டுட்டு கடவுளை வழிபட்டுட்டு உங்கள் முன்னோர்களையும் வழிபட்டு அவங்கள நினச்சி நீங்கள் கும்பிடும்போது அவங்களே வந்து பார்க்குறத ஒரு ஐதீகம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறத ஒரு ஐதீகம் இருக்குங்க அப்போது நீங்கள் இதுக்கு உண்டான மந்திரம் இருக்குது அது நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அந்த வழிபட்டுட்டு காக்கிக்கு வந்து சாப்பாடு வைங்க எள்ளு கலந்து சாதம் வைங்க தயிரில் கலந்து எள்ளு கலந்து வைங்க அடுத்து பைரவருக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு அன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக உணவு கொடுங்க உணவு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் விரதம் இருந்து அது எல்லாம் விஷயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த அதுக்குண்டான மந்திரம் சொல்கிறேன் சிவனுடைய மந்திரமும் சொல்கிறேன் கணபதியோட மந்திரமும் சொல்ல போகிறேன் இப்போ நான் சிவனுடைய மூல மந்திரம் தாங்க ஓம் நமச்சிவாய அப்படின்றத ஒரு நூற்றி எட்டு முறை அன்றைக்கி சொல்லுங்கள் அடுத்தது ஓம் கம் கணபதியே நமக்கு உங்களுக்கு செல்வம் அதிகமாக அன்றைக்கி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்னைக்கு ஓம் கம் கணபதியை நமக்கு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் நமச்சிவாயன்றது நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் ஓம் கம் கணபதியே நமக இந்த ரெண்டு மந்திரத்துக்கு முன்னாடி நம்ம க கணபதியோட காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லணும் அது காயத்ரி மந்திரம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓம் தத்ருக்ஷாய் விக்மஹே வக்கரதுண்டாய் தீமகி தன்னோ தொந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இந்த காயத்ரி மந்திரம் கணபதியோட காயத்ரி மந்திரம் பதினோரு முறை சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு ஓம் கம் கணபதியே நமகன்றத ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இது கீழே உட்காந்து சொல்லக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ நிறைய கொடுத்துருப்பேன் இந்த விஷயம் சொல்லியிருப்பேன் கீழே வெள்ளை வேஷ்டி இல்லைன்னா பலகை இருந்ததுன்னா பலகை போட்டு உங்கள் கால் வந்து கீழே தரையில் படக்கூடாது அதுக்கப்புறம் மேலே உட்காந்து தான் நீங்கள் சொல்லணும் வேஷ்டி மேலே உட்காரலாம் இல்லை பலகைக்கு மேலே உட்காந்து தான் நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்கள் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கு வந்து வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த கணபதி மந்திரம் சொல்லியிருக்கேன் ஓம் நமச்சிவாயின்றது நம்ம சிவனுடைய மூல மந்திரம் இது சொல்லும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கல இல்லை நிரந்தரமாக ஒரு தொழில் அமையல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணவே வேணாம் அதே மாதிரி தான் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை வரக்கூடிய இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதனால் நீங்கள் அது வழிபடும் போது முன்னோர்களை நினச்சி நீங்கள் அதை வழிபடும் போது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே குடும்பமே உங்கள் வாரிசுகளே நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட வேணாம் அடுத்து நீங்கள் அன்றைக்கி குளிக்கும்போது உங்களுக்கு ராமேஸ்வரம் தீர்த்தமோ இல்லை காசி தீர்த்தமோ இல்லை வேறு ஏதாவது தீர்த்தம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது தண்ணியில் கலந்து டைல்யூட் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கோங்க அன்றைக்கி ஏன்னா நம்ம எங்கேயும் வெளியே போய் தர்ப்பணமும் கொடுக்க முடியாது சில ப்ரொசீஜர் நம்ம செய்ய முடியாது நாளைக்கு ஆடி அமாவாசை வர்றதுனால அதனால் வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு தீர்த்தம் கோயில் தீர்த்தம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் இருந்ததுன்னா இல்லை பக்கத்தில் வேறு எங்கேயாவது கோயில் தீர்த்தம் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் ஒரு தடவை குளிச்சுட்டு அந்த தண்ணியில் நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜைகளை ஆரம்பிக்கலாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்